Hello friends, welcome to my channel Madras Homes. இன்றைக்கி நான் டி நகரில் இருக்கக்கூடிய போத்துஸில் தான் இருக்கிறேன் இன்றைக்கி போத்துஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நியூ அரைவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் மேட்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து போத்துஸ்னாவே மேட்சிங் மேட்சிங் கான்செப்ட் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் உங்களுக்கு டிசைனர் சாரீஸ் அது மட்டும் இல்லை kids wear and Anarkali model இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னுடைய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா மெரூன் வித் கோல்டு காம்பினேஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க பார்டரில் மட்டும் தான் ஜரி ஒர்க் வந்து ரொம்ப அழகாக ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் வந்து பிளைன் ப்ளவுஸ் கொடுத்து அதில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு இப்போ பல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குது என்னென்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜரி ஒர்க் தான் மெரூன் கலர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலே தான் எப்பயுமே கிடைக்கும் ஏன்னா முகூர்த்த பட்டுக்குரிய கலர் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் கிடைக்குது இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பாடி கலர் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் மேட்சிங்கில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ் உங்களுக்கு மெரன் கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து கோல்டன் பார்டர் வந்திருக்கு இந்த ஃபைவ் கலர்ஸ் நம்ம என்ன ஃபைவ் கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபைவ் கலர்ஸோடைய தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி சாரீ டிசைனர் சாரீ அது மட்டும் இல்லை உங்களுக்கு அனார்கலி டைப் எல்லாமே வந்து உங்களுக்கு அதே கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வரும் மேட்சிங் மேட்சிங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வித் உங்களுக்கு பிங்க் காம்பினேஷன் இது உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருது இது வந்து நியூ டிசைன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானை டிசைன் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேறு இருக்கணும் ஏன்னா தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பல்லுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டர் ரிச்சாக வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டில் ரொம்ப அழகாக இருக்குது இதோட கான்ட்ராஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லணும் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் ஜெரியில் அழகாக குட்டி குட்டி பூட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து ரொம்ப அழகாக திக்காக வந்து உங்களுக்கு ஜெரி வந்திருக்கு நம்ம சாரீ கட்டும் பொழுது ரொம்பவே அழகாக லுக்காக இருக்கும் இதான் உங்களுக்கு ப்ளவுஸு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸ் தான் வருது பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்ட்ரு மட்டும் கான்ட்ராஸ்ட்டில் வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குற டிசைன் வந்து நியூ அரைவல் டிசைன் இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ash colour with yellow colour combination கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்குறது வந்து நிறைய கோல்டன் ஜெரியில் பார்த்துருப்போம் ஆனால் இது full and full silver zari இது வந்து உங்களுக்கு பல்லு பல்லுவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்து அதில் டிசைன் வந்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆஷ் கலரில் அழகாக யானை டிசைன் மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை டிசைன் கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரியில் இந்த சாரியோட கான்ட்ராஸ்ட் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து டெம்பிள் டிசைன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரியில் உங்களுக்கு சாரியோட பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் மட்டும்தான் அப்படி வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வித் உங்களுக்கு சில்வர் ஜெரி இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வருது இது வந்து பார்ட்ரு பாருங்கள் பெரிய அளவில் வந்து சில்வர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பல்லுவும் சில்வர் ஜெரி இது வரைக்கும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக நம்ம கோல்டன் ஜெரி பார்த்துருப்போம் கோல்டனில் நிறைய மேட் ஃபினிஷ் கூட பார்த்துருக்கோம் இது வந்து full and full zari work silver zari work பண்ணியிருக்காங்க இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னா நியூ அரைவல் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இதுலேயும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக அழகாக ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் புட்டாஸாக கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புட்டாஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு வெட்டிங்க்கோ இல்லை எதுக்கு கட்டுறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பழைய கால ஸ்டைலில் வந்து பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஒரு மாதிரி யூனிக்காக நல்லாயிருக்கு ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு பாருங்கள் டார்க்காக கொடுத்துட்டு மேலே லைட்டை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சாரி பார்த்திங்கன்னா light green with light pink combination இதுவும் உங்களுக்கு சில்வர் ஜெரி தான் இது எல்லாமே தீபாவளி நியூ அரைவல்ன்றனால நம்ம அதிகமாக சில்வர் ஜெரி தான் பார்க்குறோம் இது வந்து பாருங்கள் லைட் பிங்க்கில் வந்து ரொம்ப அழகாக சில்வர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீனில் வந்து பெரிய பெரிய புட்டாஸில் வந்து சில்வர் ஜெரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் பாருங்கள் பெரிய பார்டர் தான் இது வந்து உங்களுக்கு பேக் சைட் பாடி ஃபுல்லாக வந்திருக்கு இதோடைய ப்ரைஸும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் இது வந்து பிளைன் ப்ளவுஸு உங்களுக்கு லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது போத்திஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்கும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மேட்சிங் மேட்சிங்கில் நீங்கள் எந்த சாரீஸ் வேணாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்களே மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் வேறு சாரீ தான் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஜார்ஜெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வந்திருக்கு இதில் கட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே ஆல் ஓவராக உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கு ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே ஆல் ஓவராக ஸ்டோன் ஒர்க் வருது இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செல்ஃப் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு இது வந்து பேக் டிசைன் உங்களுக்கு கட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிசைனர் வேர் இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் கலர் இந்த சாரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கோல்டன் ஒர்க் தான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக thread work and beads and சீக்வன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கட் ஒர்க்கும் வந்திருக்கு இதில் வந்து dark green with gold combination கிட்டத்தட்ட டிசைனர் வேர் மட்டுமே உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் நெக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுலேயும் க்ரீன்லேயும் வந்து கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது yellow with ash colour combination நம்ம ச எப்படி சில்க் சாரீஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபைவ் கலர்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லேயும் ஃபைவ் கலர்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு yellow with grey grey ash colour கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் நெட்டில் வந்து உங்களுக்கு முந்தாயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் அழகாக உங்களுக்கு ஸ்டோன் வித் உங்களுக்கு ஆன்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வருது இது வந்து உங்களுக்கு double colour half and half model மாதிரி பாதி வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் வரும் பாதி வந்து உங்களுக்கு எல்லோ கலர் வந்திருக்கு இப்போ பார்க்குற சாரீ வந்து ஜார்ஜெட் சாரீ இது வந்து பிங்க் அண்ட் கோல்டன் காம்பினேஷன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க்கு உங்களுக்கு சாரீ கீழே வந்து ரொம்ப அழகாக கட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து முந்தானியில் வரக்கூடிய பேட்ச் ஒர்க்கு முந்தானியில் வந்து கார்னரில் மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு லேயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஷிம்மர் மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் காட்டினல சில்க் சரியில் அதில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு ரெண்டு கலர் காட்ட போகிறேன் இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் இதுவும் டிசைனர் சாரீ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் மேலே ஸ்டார்ட் ஆகுது ரேஞ்சு இது இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே தீபாவளி நியூ கலெக்ஷன்ஸ் சாரீ தான் இது வந்து உங்களுக்கு பேக் நெக்லேஸ் ரெண்டு கை ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வந்திருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சிங்கிள் கலரில் வருது லைட் க்ரீனில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது லைட் பிங்க் காம்பினேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றனால அந்த சாரியோடதே வந்து உங்களுக்கு க்ரீன் பிங்க் ரெண்டுமே தனித்தனி இதில் காட்டுறேன் உங்களுக்கு க்ரீன் பிடிச்சிருந்தா க்ரீன் எடுத்துக்கலாம் இல்லை பிங்க் என்ன பிங்க் எடுத்துக்கலாம் அது மாதிரி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சில்வர் ஸ்டோனில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி செல்ஃபில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரி இந்த சாரி உங்களுக்கு கட் ஒர்க் தான் சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிம்மர் மெட்டீரியல் தான் வந்திருக்கு கட்டும்பொழுது வந்து உங்களுக்கு பார்ட்டி ஒர்க்கோ இல்லை டிசைனர் சாரி கட்டும்போது பார்ட்டி ஒர்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்லீவு இப்போ நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா பனாரசி மாடல் இது வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மெரன் காம்பினேஷன் இது ஆல் ஓவராக உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணி பனாரஸில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பனாரஸ்லேயே நிறைய கான்ட்ராஸ்ட் அண்ட் காம்பினேஷன் சாரீஸ் இருக்குது இது உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப்லேயே தான் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு பார்டர் மட்டும் லேயர் வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குற பனாரசி வந்து டார்க் க்ரீன் பனாரசி இதில் வந்து உங்களுக்கு பிங்க் காம்பினேஷன் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் உங்களுக்கு புட்டாஸ் வந்திருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைலட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு இந்த சாரியை நீ தீபாவளிக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக கட்டணும் அப்படின்றவங்க உங்களுக்கு சில்க் சாரி பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு கூட பனாரசி சாரீ கட்டிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா இது வந்து எப்பவுமே ஃபேன்சி அண்ட் யூனிக் அப்படின்னு சொல்லணும் ரொம்பவே அழகாக இருக்கும் கட்டும் பொழுது இது வந்து உங்களுக்கு முந்தானை பகுதி அதில் உங்களுக்கு ரொம்ப அழகாக சுங்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருது இப்போ நம்ம பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரா மஸ்லின் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஷ்யூ மெட்டீரியல் தான் இது கோராவில் வந்து கோரா மஸ்லின் இது வந்து டிஷ்யூ கோரா மஸ்லின் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ வித் வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் தான் இது கொஞ்சம் டார்க் பிளாக் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனால் இது வந்து ஆஷ் கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை மாதிரி உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக கீழே வந்திருக்கும் அதுக்கு மேலே பிளைன் எல்லோ கொடுத்துருக்காங்க இது முந்தானை பகுதி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது உங்களுக்கு ப்ளவுஸ் பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல்லே கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் வித் பிங்க் காம்பினேஷன் இதுவும் உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சில்வர் ஜரியில் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு two thousand two thousand five hundred அந்த ரேஞ்சில் வருது இதில் உங்களுக்கு டிஷ்யூலேயுமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது ப்ரைஸு இது உங்களுக்கு பல்லு பல்லுவும் இதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க முந்தானியும் ப்ளவுஸும் உங்களுக்கு இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜரி ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க இப்போன்னு பார்க்குறது பனாரசி பியூர் பனாரசி இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக ஆல் ஓவர் வரும் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்ட்ரு வந்திருக்கு உங்களுக்கு பனாரசியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ten thousand collection ten thousand வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு இது பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸு உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்து கீழே பாருங்கள் உங்களுக்கு ப்ளைனில் கொடுத்துருப்பாங்க அதான் ப்ளவுஸு இது வந்து முந்தானி பகுதி இப்போ நம்ம பார்க்குறதும் டிஷ்யூ மெட்டீரியல் தான் கோரா மஸ்லின் டிஷ்யூ ஒர்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் உங்களுக்கு லைட் பீச் கலர் அதாவது பிங்க் கலர் மாதிரி வந்திருக்கும் இது ப்ளூ இல்லை க்ரீனு இதுவும் அதை சொன்னல உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இந்த சாரீ இது எல்லாமே உங்களுக்கு தீபாவளி நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம மேட்சிங் மேட்சிங் கான்செப்ட் பார்க்குறனால கிட்டத்தட்ட வந்து நம்ம அஞ்சு கலர்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம் அதில் என்னென்ன சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டில் கட்டலாம் அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லேயும் சாரீ காட்டியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா full and full fancy sari area அதே மாதிரி உங்களுக்கு டிசைனர் சாரீ ஏரியா தான் இது ஃபுல்லாக இப்போ நம்ம அன்னார்களி செல்வர் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் வித் கோல்டன் காம்பினேஷனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சல்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனாரசி துப்பட்டா கொடுத்துருக்காங்க இது வந்து பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெகின் மாடல் வந்திருக்கு இதுதான் நெக்லைனு நெக்லைனில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே தீபாவளி நியூ அரைவல் டிசைன் உள்ள அனார்கலி மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் உள்ள சல்வார் மாடல் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் செட் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா dark green with gold zari இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருது உங்கள் நெக்லைனில் கோல்டன் கலர் வந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டாப்பில் புட்டாஸ் வந்திருக்கு இது எல்லாம் என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் சில்க் மெட்டீரியலில் உங்களுக்கு டாப் வந்திருக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகினில் வந்து உங்களுக்கு ஷிம்மர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க துப்பட்டா வந்து உங்களுக்கு நெட்டட் துப்பட்டா வந்திருக்கு அதில் வந்து உங்களுக்கு கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே வந்து டார்க் க்ரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனார்கலி பேட்டர்ன் உள்ள மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே புட்டாஸ் வந்திருக்கு நெக்லைனில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க்கு பாருங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்குது ஒர்க்கு இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி மேட்சிங் மேட்சிங் டிசைன் பார்க்குறோம் அப்படின்றனால மெரூன் க்ரீன் உங்களுக்கு பிங்க்கு லைட் க்ரீனு அந்த மாதிரி ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் துப்பட்டா உங்களுக்கு பேண்ட்டு வந்து ஷிம்மர் பேண்ட்டு உங்களுக்கு லெகின் மாடல் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து காட்டன் பேண்ட் விரும்புறதில்ல அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லெகின் மாடலே கொடுத்துட்டாங்க அதனால் தனியாக பேண்ட் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இப்போ பாருங்கள் இது பார்க்குறதும் அனார்கலி மாடல் உங்களுக்கு எல்லோ வித் உங்களுக்கு light ash colour and light வந்து சில்வர் ஜெரிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் மாடல் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்டரில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து க்ரீன் வந்திருக்கு இதுவும் உங்களுக்கு பியூர் சில்க் மெட்டீரியல் இதில் பாருங்கள் உங்களுக்கு சென்டரில் வந்து பெல்ட் மாடல் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எல்லோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் உள்ள சல்வார் மெட்டீரியல் இது வந்து ஃபுல் செட்டு தான் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் எப்படின்னா சில்க் காட்டன் மாதிரி இந்த மெட்டீரியல் இது இதுலேயும் உங்களுக்கு ரொம்ப அழகாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பேண்ட் அண்ட் துப்பட்டா செல்ஃப் தான் ரெண்டுமே இதுதான் பேண்ட் அண்ட் துப்பட்டா துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் துப்பட்டா கொடுத்துருக்காங்க லைட் எல்லோவில் பேண்ட் வந்து உங்களுக்கு ஷிம்மர் மெட்டீரியலில் உங்களுக்கு லெகின் மாடல் கொடுத்துருக்காங்க பேண்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிங்க் கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஜெரியில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் சில்க் மெட்டீரியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது இந்த மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இது பேண்ட்டு துப்பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரசி துப்பட்டா நம்ம துப்பட்டா வாங்கினாலே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வெளியில் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கொடுக்க வேண்டியது வரும் இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம போட்டால் நீட்டாகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் இந்த மெட்டீரியல் இதுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து இப்போ நம்ம பார்க்குற க்ரீன் கலரும் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் மாடல் தான் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது செல்ஃப் கலர் உங்களுக்கு லைட் க்ரீனில் இப்போ நம்ம பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு வந்து சில்க் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் இது பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க்லேயே கொடுத்துருக்காங்க legging model dupatta chiffon dupatta இப்போ பார்க்குற பிங்க் கலரும் உங்களுக்கு தீபாவளி நியூ அரைவல் மாடல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்லைனில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு three thousand two thousand five hundred அந்த ரேஞ்ச் தான் ஏன்னா நான் ரேஞ்ச் ஏன் மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இப்போ பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் செட் மாடல் இதில் பாருங்கள் உங்களுக்கு பேண்ட்டு பிளாக் கலர் அதே மாதிரி உங்களுக்கு நெட்டட் துப்பாட்டா கொடுத்து அதில் அழகாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே மேட்சிங் மேட்சிங் மாடல் அதனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து பிராண்டட் குர்த்திஸ் டைப்பும் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி தான் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மெரூன் கலரில் இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இது ஓவர் கோட் மாடல் இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து வருது இப்போ yellow colour yellow colour with உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட்டில் வந்து அழகாக நெக்லைனில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்திருக்கு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்குது பிங்க் கலருக்கும் உங்களுக்கு கோல்டனில் வந்து பிளாக் பிரிண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சில்க் மெட்டீரியல் தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ரேஞ்ச் கூட இருந்தாலும் எல்லாமே சில்க் மெட்டீரியலில் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு light green and gold combination இது எல்லாமே இப்போ Deepavali special new arrival matching matching அப்படின்னு எந்த கான்செப்டில் கொடுத்துருக்குன்னா நீங்கள் தீபாவளிக்காக ஃபேமிலியே வந்து போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு கலரில் இல்லை ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் எதுனாலும் ஒரே கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எல்லோரும் ஒரே மாடல் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு காட்டுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லாங் கவுன் மாடல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நெட்டட் அண்ட் எம்ப்ராய்டரி மாடல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லாங் கவுன்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்ச் வருது இது ஆல் ஓவராக உங்களுக்கு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு செல்வர் காம்பினி கான்ட்ராஸ்ட்டில் வந்து நிறைய வச்சுருக்காங்க இங்கே கலெக்ஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு இப்போ தீபாவளி அப்படின்றத ஆஃபர் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க one buy one get one அந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ஆஃபர் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக் செல்வாஸ் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அனார்கலி மாடல் பார்த்தோம் உங்களுக்கு சல்வார் மெட்டீரியல் பார்த்தோம் உங்களுக்கு குர்த்திஸ் பார்த்தோம் அது மாதிரி இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் மேட்சிங் மேட்சிங்கில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்களே வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு ஏன்னா அங்கே குறிப்பிட்ட ஒரு அஞ்சு கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருக்கோம் ஆனால் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே தீபாவளி நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது கிட்ஸ் வேர் கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சோலி மாடல் மாதிரியும் இருக்குது உங்களுக்கு சாரீ மாடல் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்ஸ் வேர் செக்ஷன் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு நெட்டட் மாடல் இதுலேயும் வந்து இப்போ பிங்க் லைட் பிங்க் அப்படின்னா இதுலேயும் நிறைய கலர் இருக்குது அப்படின்றக்கா உங்களுக்கு ரெண்டு கான்ட்ராஸ்ட் வந்து காட்டியிருக்கேன் இது வந்து லைட் எல்லோ வித் உங்களுக்கு ஆஷ் கலர் இந்த இதுவும் உங்களுக்கு பாவடை மாதிரியும் இருக்குது உங்களுக்கு சோழி மாடல் மாதிரியும் இருக்குது ஃப்ராக் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தீபாவளி நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்க்குற ஃப்ராக் எல்லாமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோ கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ஃப்ராக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது இதில் பிங்க் கலர் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்ஸ் வேர் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் பார்த்தோம் உங்களுக்கு டிசைனர் சாரீஸ் பார்த்தோம் ஃபேன்சி சாரீஸ் பார்த்தோம் உங்களுக்கு அனார்கலி மாடல் பார்த்தோம் குர்த்திஸ் பார்த்தோம் இப்போ வந்து உங்களுக்கு கிட்ஸ் வேர் பார்க்குறோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லாமே வந்து மேட்சிங் மேட்சிங் கான்செப்ட் தான் ஒரு அஞ்சு கலர்ஸ் எடுத்தோம் அந்த அஞ்சு கலர்ஸ்லேயும் உங்களுக்கு எல்லாமே ஓவராலாக கவர் பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்க்குறது கிட்ஸ் வேர் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பாவடைச்சட்டை மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் மாதிரி ஒரு பாவடைச்சட்டைக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இது உங்களுக்கு சோலி மாடல் இது நெட்டடில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைகளுக்கு மேலே இருக்க சில்க் மெட்டீரியல் கீழே வந்து உங்களுக்கு நெட்டடில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கோல்டனில் ரொம்ப அழகாக யூனிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உண்மையாகவே வந்து கிட்ஸ் ஒர்க் கலெக்ஷன் வந்து நான் ஏகப்பட்டது இருக்குது நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்றனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அம்பர்லா மாடலில் உங்களுக்கு மாடல் வந்திருக்கு உங்களுக்கு பாவடை சட்டை வந்திருக்கு காக்ரா சோலி வந்திருக்கு அனார்கலி மாடல் இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை லாங் ஃப்ராக் வந்திருக்கு இது மாதிரி உங்களுக்கு ஓவராலாக நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் யூனிக்காகவும் வந்திருக்கு கோவர் கோட் மாடல் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் தீபாவளி ஸ்பெஷலுக்கு என்னென்னலாம் வாங்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் வந்து நெட்டடில் தான் ரொம்ப அழகாக ஃப்ராக் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகான நெட்டட் மாடல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி டிசைனர் வேர் வாங்குறதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது five hundred six hundred seven hundred அந்த ரேஞ்ச்லேயும் உங்களுக்கு இருக்குது இது வந்து நான் வந்து உங்கள் டிசைனர் வேறு கவர் பண்ணணும் ஏன்னா மேட்சிங் மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றனால இது வரைக்கும் லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் பார்த்தோம் ஆனால் ஜென்ஸ் மென்ஸ் வேர்க்கு எதுவுமே பார்க்கல ஏன்னா மென்ஸ் வேர் செக்ஷன் எப்பயுமே பார்க்குறதில்ல ஆனால் இந்த தீபாவளி அப்படின்னமோ அவங்களே விடக்கூடாது அப்படின்றக்கா ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் காட்டுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டி சட்டை இருக்குது உங்களுக்கு கோட் மாடல் இருக்குது பாருங்கள் கோட்லேயும் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு ஏன்னா தீபாவளி அரைவல் அப்படின்றாலும் தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து போத்தஸில் கிட்டத்தட்ட அஞ்சு செக்ஷனையுமே நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் அப்படின்னா தீபாவளிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என் சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க